நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவராகிய தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு மனிதன் மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்திலே இன்னும் ஒரு அறியாத நிலையை காண முடிகிறது ஒரு கணவன் ஒரு மனைவியை அறிந்து கொள்ளுகிறான் ஒரு மனைவி தன் கணவனை அறிந்து கொள்ளுகிறான் பெற்றோர்கள் பிள்ளைகளை அறிந்து கொள்ளுகிறார்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து அவர்களை புரிந்து கொள்ளுகிறார்கள் காலங்கள் மாற்றத்துக்கு பிறகு மாற்றத்தின்படி மழைக்காலம் வெயில் காலம் இல்லையென்றால் காற்றடி காலம் என்று சொல்லி ஒவ்வொருடைய கால நிலைகளையும் மனுஷன் மனுஷன் அறிந்து கொள்ளுகிறான் ஆனால் மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சரியான விதத்தில் இன்றைக்கு அவன் அறியாமல் இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகி தேவன் அவர் சொல்லுகிற ஒரு வாக்கு வார்த்தை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம் தேவனாகி கத்தருடைய நாமத்தை நாம் சரியான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஏன் அனைவருடைய வாழ்க்கையில அவிசுவாசங்கள் வருகிறது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இந்த அவிசுவாசத்து நிமித்தம் பலவிதமான வேதனைகள் போராட்டங்கள் கண்ணீரிலே அவர்கள் துவண்டு போய் விடுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் சரியான விதத்திலே கத்தரை அவர்கள் இன்னும் அறியாமல் இருப்பதனால்தான் அவிசுவாசம் அவிசுவாசத்தினாலே வருகிற எல்லா வேதனைகளும் வருகிறது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சரியான விதத்திலே கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்திலே நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்திரையாகமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை உபத்திரவங்களை பார்த்து அவருடைய வேதனைகளை பார்த்த தேவன் இடத்துல போய் சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனை வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மோசையை பார்த்து சொன்னார் என் ஜனங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன் நம்மை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார் தேவ பிள்ளை உன் வேதனையை உன் கணவன் மனைவி உன் பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உன்னுடைய வேதனைகளையும் பாரங்களையும் அறிந்திருக்கிறவர் ஆனால் அவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லை ஆனால் நம்முடைய எல்லா வேதனைகளையும் நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அவரை அறிகிற அறிவினுடைய மேன்மை இன்றைக்கு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கத்து சொன்னார் என் ஜனங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது யாத்திரையாக மூணு மூன்றாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அப்பொழுது மோசி தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்தரிடத்திலே போய் உங்கள் பிதா ஆத்மாக்களுடைய தேவனும் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை உன்னிடத்திலே அனுப்பினவர் நான் என்று சொல்லி என்று சொல்லி மோசையை பார்த்து கத்த சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளை என்னதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசை தேவனை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் சொன்னாலும் அவரை அறிகிற அறிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது அதனாலதான் தான் முறுமுறுத்தார்கள் அதனால தான் பிரச்சனை வேலைகளிலே அவிசுவாசத்தோடு பின்வாங்கி கத்தரை விட்டு போனார்கள் தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலைகளிலும் நம் தேவாதி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கவோ முறுமுறுக்கவோ நம்முடைய வாழ்க்கையில் அது கூடாது நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னதான் தேவனுடைய நாமத்தை குறித்து மோசை சொன்னாலும் ஆனாலும் அவரை அறிகிற அறிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது அப்பொழுதுதான் கத்தர் யாத்திரையாகவும் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்த பயன்படுத்தி எகிப்து தேசத்தினுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு நாள் போதும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மகத்துவமும் வல்லமையும் உள்ள கர்த்தர் நம்முடைய தேவன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஒரே நாளிலே காலம் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரிக்க பண்ண முடியும் ஆனால் பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கோ அவரை அறிகிற அறிவு இல்லை அதனால தான் அண்டமாகி தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவர் எப்படிப்பட்ட நாமம் உடையவர் அவர் எப்படிப்பட்ட வல்லமையும் பராக்கிரமும் உடைய கர்த்தர் என்பதை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அவர்கள் புரிந்து கொள்வதற்கானது நாற்பது ஆண்டுகள் கழித்து கர்த்தர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தார் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் காணாம் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் ஆனால் பாருங்கள் சரியான விதத்தில் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளாதபடி பாருங்கள் முறுமுறுத்து தூசித்து அநேகர் கானானின் நன்மை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே கத்தரை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக இதனாலே கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்தர் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளை அந்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சரியான விதத்திலே நாமத்தை அறிந்து அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர் என்பதை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செயல்படுங்கள் சரியான விதத்தில் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள் அபரிவிதமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களிலே நீங்கள் ஏறி இருக்க பண்ண முடியும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகி தேவன் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் வேதத்திலே நாம் ஒரு இரண்டு ஒரு மனுஷியை நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய நாமத்தை அறிந்தபடினால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு உயர்ந்த அடைக்கலம் ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு மேன்மை ஒரு விடுதலை அவருடைய வாழ்க்கையில கிடைத்தது ஒரு ரெண்டு தேவ மனுஷர்களை குறித்து இப்பொழுது கூட நாம் வேதத்தின் மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக ஜோசுவா இரண்டாவது அதிகாரம் பத்து பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள் அங்கு ராதாப் என்கிற ஒரு வேசி குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி ஜோசுவாவினால் பாருங்கள் அனுப்பப்படும் பொழுது அவர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் அவர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வச்சு போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்க சங்காரம் பண்ணின எமோரின் இரண்டு ராஜாக்கள் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு உங்கள் தேவனுடைய உங்கள் தேவனால எல்லாருடைய தைரியமும் அச்சு போயிடுச்சு உங்கள் தேவனாகி கத்தரை உயரத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி அந்த ராகா பேசி சொல்லுகிறார் ஐயா இந்த ராகா பேசி கத்தருடைய அற்புதங்களை அவள் பார்க்கவில்லை அவர் செய்த அடையாளங்களை அவள் பார்க்கவில்லை கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டது நிமித்தம் அவருடைய இருதயத்திலே இவர்தான் மெய்யான தேவ அறிவின் வல்லமைதான் அவளுக்குள் ஒரு அபரிமிதமான ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்ததாய் நாம் வேதத்திலே பார்க்க முடியும் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது விசுவாசத்தினாலே ராகா பெண்ணும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாமல் இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா தேவனே யார் என்று தெரியாதவர் ஆனால் கேள்விப்பட்டது நிமித்தம் அவர்தான் மெய்யான தேவன் என்கிற அறிவு அவளுக்கு வந்தது ஆனால் அந்த அறிவில் அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மை அவளுடைய வாழ்க்கையிலே வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இந்நாள் வரைக்கும் அவளுடைய குடும்பம் இஸ்ரேவேலின் நடுவில் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தினார் அவள் ஒரு வேசி என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வேசியையும் என் தேவனாலே மேன்மைப்படுத்த முடிந்தது நீங்கள் ராகா என்பவரை நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது வேதத்தில் நீங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் மத்தையு மத்தையு முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது போவாசனுடைய தாயார் யார் தெரியுமா இந்த ராகாப் என்கிற ஒரு வேசி இந்த ராகாப்புனுடைய கணவன் யார் தெரியுமா பாருங்க சல்மோன் அலையலோயா இந்த சல்மோன் இஸ்ரேவேலிலே ஒரு பெரிய ஒரு மனுஷன் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவன் ஆனால் பாருங்கள் இந்த ராகா வேசியை திருமணம் பண்ணுகிறான் அவளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் கிடைத்தது பாருங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறிலே அவருடைய பேரும் வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே அவளுடைய சரித்திரம் இன்றைக்கு வரைக்கும் இந்த ராகா வேசியுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளை இந்த ராகா வேசியை தேவனை அறிகிற அந்த அறிவினுடைய மேன்மையினால் வந்தது அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறிலே அவள் இடம் பிடிக்கிறான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சரியான விதத்தில் அவருடைய வல்லமை புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் இஸ்ரேவேல் எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சூழ்ந்து சுதந்திரிக்கும்படி அநேகர் வருகிறார்கள் வருகிறார்கள் முதலாவதாக மோசை மூலமாய் வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பிடும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் இது நிமித்தம் அநேகர் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை சங்கரிக்கப்பட்டதாய் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் விசுவாச அறிக்கை பாருங்கள் இவள் தேவன் யார் என்பது கூட இவள் அறிந்திருந்தாவள் அறிந்திராதவள் ஆனால் சரியான விதத்தில் கத்தருடைய பாருங்கள் கத்தருடைய செய்கைகளை குறித்து இந்த ராகா பேசி கேள்விப்பட்டது செய்தது நிமித்தம் அவளுடைய இருதயத்தில் ஒரு தெய்வீக விசுவாசம் அந்த விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்திற்கு அவள் போகும்படி கத்தர் அவளுக்கு கிருபை செய்தார் அவன் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சரியான விதத்திலே நீங்கள் கத்தரை அறிந்து கொள்ளுங்கள் கத்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள் இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர் அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமும் நிறைந்த கத்தர் நம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இன்றைக்கு பாருங்கள் படித்தவர்களுக்கு கூட இன்றைக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை சொல்லுது சேவிக்கிறார்கள் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே அவருக்கு ஒப்பான இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அவர் ஒப்பிடத்தக்க முடியாத தேவன் அவரை அவரை போல வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவரும் இல்லை அவரை போல ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒருவரும் இல்லை அவர் அனந்த ஞானம் நிறைந்தவர் அந்த தேவனை நீ சரியான விதத்தில் நீ அறிந்து கொள்வாயானால் தேவ பிள்ளை இந்த உலகத்திலே உன்னை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார் நீ அவரை அறிந்து கொள் முதலாவதாக நாம் இங்கு பார்க்கிறோம் ராகாப் என்கிற பேசி கத்தரை அறிந்திருந்தால் அந்த அறிந்த அவளுடைய அறிந்த அவளுடைய அந்த மேன்மை நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த அடைக்கலம் அவளுக்கு கிடைத்தது பாருங்கள் மனுஷர்களால் ஒரு காலத்தில் அவள் தூஷிக்கப்பட்டவளாக அவமானப்படுத்தப்பட்டவளாக நிந்திக்கப்பட்டவளாகத்தான் இந்த ராகா பேசி காணப்பட்டாள் ஆனால் நிலைமை தலைகளால் மாறி போனது பாருங்கள் அவளுடைய நிலைமையே வேறு மாறி மாறி விட்டது பாருங்கள் ஒரு காலத்துல வேசியா இருந்தவள் புதிய பாட்டு காலத்திலே பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு ஸ்தானத்திலே அவள் இடம் பிடிக்கிறாள் அவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அவள் கொண்டதற்கு காரணம் என் தேவனை அறிகிற அறிவு அவளுக்குள் காணப்பட்டது உங்களுக்குள் தேவனை அறிகிற அறிவு இருக்கிறதா நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே முதலாவதாக ராகா பேசி இரண்டாவதாக இன்னொரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பாருங்கள் பனிரெண்டு வருஷமாய் அவளுக்கு பெரும்பாடு வேதனை சரீரத்திலே வேதனை சொல்ல முடியாத வேதனை ஆனால் இவளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் கேள்விப்பட்டாள் ஆனால் இவளுக்குள் பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் பாருங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பேரில் ஒரு மனிதனாய் இன்றைக்கு நடமாடிக்கொண்டு இருக்கிறார் அந்த தேவத்தை நான் தொட்டால் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறும் என்கிற ஒரு அறிவு அவளுக்குள் இருந்தது தேவம் யார் என்பதை அவள் சரியான விதத்திலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவள் அறிந்து கொண்டாள் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மெய்யான தேவம் என்பதை அவள் அறிந்து கொண்டவளாய் அந்த கூட்டத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய சரீரத்தில் இருந்த வியாதி மாறி அவள் சுகத்தை கொண்டாள் உங்களுடைய சரீரத்திலும் பலகீனங்கள் இருக்கலாம் உங்களுடைய சரீரத்திலும் சில வியாதிகள் சொல்ல முடியாத பலகீனங்கள் காணப்படலாம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் இந்த பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள அந்த பெண்ணுக்கு கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார் அவர் தொட்டோ இல்ல வார்த்தையின் மூலமாகவோ இந்த ஸ்திரீயை சுகமாக்கவில்லை அவளுடைய விசுவாசம் அவள் தேவனை அறிந்த அந்த அறிவு அவளுக்குள் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது அந்த விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு கிருஷ்ணனுடைய ஆடை தொட்டவுடனே உடனே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது அவள் சரீரத்தில் இருந்த அந்த பெரும்பாடு மாறி அவள் சுகத்தை பெற்று ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கும் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு திட்டமாய் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உனக்கு நான் குணமாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பலகீனத்து நிமித்தம் நீ சோர்ந்து போகாதே உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து மனம் தளர்ந்து போகாதே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகி கத்தர் உன்னை சுகமளிக்கிற அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் அவர் சுகத்தை தருகிற தேவன் அவர் நிச்சயமாய் நீ விரும்புகிற சுகத்தை உனக்கு தந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வான் தேவனுடைய பிள்ளைகளே இவளுக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டானது காரணம் என்னவென்று சொன்னால் விதத்தில் காணப்பட்டது என்னவென்றால் முதலாவதாக அவள் கேள்விப்படுகிறாள் கர்த்தரை குறித்து எப்படி ராகா பேசி கேள்விப்பட்டு ஒரு விசுவாசம் இவளுக்குள் வந்ததோ அதே போல இவளும் கேள்விப்படுகிறாள் அந்த கேள்விப்படுவது நிமித்தம் அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு விசுவாசம் வந்தது தேவனுடைய பிள்ளைகளை இவள் கண்ணால் பார்க்கவும் இல்லை இல்லை என்றால் அவர்கள் கேட்டது காதால் மாத்திரம் கேட்கிறார் ஏசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார் கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவர்கள் பேரு பெற்றவர்கள் என்று ஆண்டவராகி தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ காணாமல் கர்த்தரை விசுவாசித்தால் பாருங்கள் அதற்கு பிறகு வருகிறார் அவள் சொல்லுகிறாள் இரண்டாவது ஒரு அறிக்கை எடுகிறாள் அவரை தொட்டு அல்ல மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி இரண்டாவதாக இடத்துல தேவன் என்னத்தை தெரியுமா எதிர்பார்க்கிறார் நல்ல அறிக்கைகளை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அவிசுவாசமான அறிக்கைகளையே எடுக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே நீ கத்தருடைய பிள்ளை உன்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல அறிக்கைகளை இடு நீ எப்படிப்பட்ட அறிக்கை இடுகிறாயோ அந்த அறிக்கையின்படிதான் உன்னுடைய வாழ்க்கை காணப்படும் நீ நல்ல அறிக்கையிடும் பொழுது அந்த அறிக்கையின்படியே கத்தருனை ஆசிர்வதிப்பார் ஆம் தேவனுடைய பிள்ளையே அவள் சொல்லுகிறார் நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவே ஒரு விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையிடு அவள் தொடுகிறாள் அவளுடைய சரீரத்திலே அற்புத சுகம் உண்டானது அவளுடைய வாழ்க்கையில் இருந்த வேதனை மாறி அவள் ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டாள் இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாலும் உள்ள அந்த ஸ்திரீ கர்த்தரை சரியான விதத்திலே அறிந்து கொண்டால் அவருடைய சரீரத்தில் இருந்த வேதனை மாறி சுகத்தை பெற்றுக்கொண்டு அவள் ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டால் இன்னும் வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எப்ரையர் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே பாருங்கள் அங்கு அநேகர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டார்கள் எப்ரையர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட வல்லமையுடைய கத்தர் இவர் எப்படிப்பட்ட தன்மையுள்ளவர் என்பதை சரியான விதத்திலே தானியலாக இருந்தாலும் சரி தாவிதாக இருந்தாலும் சாத்ர மேஷ காபித்ரேகோவாக இருந்தாலும் எவரே பதினோராவது அதிகாரத்தில் அத்தனை பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது அத்தனை பேர் தெரியும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் சரியான விதத்திலே அறிந்திருந்தபடினால் அவர்களுக்குள் ஒரு அபரிமிதமான ஒரு விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசத்தினால தான் சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கரத்தை அவிழ்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பலகீனத்திலே பலன் கொண்டார்கள் ஸ்திரீகளில் தங்களை சாவு கொடுத்த கணவர்களை உயிரோடு கூட எலும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் சரியான விதத்தில் இடத்திலே அறிந்து கொள்ளுங்கள் பிரயாசப்படுங்கள் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர் என்பதை அழகாக தெளிவாக அதனை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தை ஞானம் பண்ணுங்கள் தேவனை அறிகிற அறிவை இன்னும் அதிக அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள் ஒரு விசுவாசம் வரும் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இன்றைக்கு கத்திர உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே Pen. அவரை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு உயர்ந்த அடைக்கலம் உங்களுக்கு இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் வைத்திருக்கிறார் உனக்கு மேன்மைகளை கத்திர வைத்திருக்கிறார் இனி நீ கீழே விழுந்து போவதல்ல வேதம் சொல்லுகிறது உன்னை தலையாக்குவார் என்று சொல்லி வால் அல்ல நாம் எல்லாரும் தலையாக்கப்படுகிறவர்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் உன்னை கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுது உயர்ந்த அடைக்கலம் அவரை அறிகிற அறிவு அறிவு உனக்குள் வரும் பொழுது நிச்சயம் உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் வரும் என்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சரியான விதத்திலே கர்த்தரை அறிந்து கொண்டார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் கிடைத்தது இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தத்துவமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சரியான விதத்திலே அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை செய்வார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசுரதிப்பீராக என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று அப்பா உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தாரும் அப்பா அண்டவரே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உண்மை சரியான விதத்தில் அவர்கள் அறிந்து கொண்டபடினால் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் அதிலும் தைரியமாக எழும்பி உமக்காக பிரகாசித்தார்கள் ஐயா உயர்ந்த அடைக்கலத்தில் அவர்கள் வைக்கப்பட்டார்கள் நாங்களும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நாங்கள் வைக்கப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்தருள்வீராக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்னதான் இருந்தாலும் போகாதிருங்க நம்ம அனைத்து தேவன் yourself, are you? எங்கள் முகவரி மகிமையின் ராஜா இயேசு ஜப வீடு பாஸ்டரஸ் அசோக் இருபத்தி நாலு இ காளியப்பா பிள்ளை சந்து மட்டக்கடை தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எங்கள் கைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு அவர் address pastors Ashok Mahiman Raja Yesu prayer house twenty four E Kaliyappa Pillai சந்து Mattakkadai Thoothukudi six two eight zero zero one phone number nine six zero zero four eight nine seven six four